வணக்கம் ஜோதிட ரகசியர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து ரொம்ப வித்தியாசமானது இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்தான் நவகுஞ்சரம் நவகுஞ்சரம் வந்து என்னன்னா நம்மளுடைய விஷ்ணு பெருமாள் வந்து அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்தது அந்த நவகுஞ்சாரம் அந்த நவகுஞ்சாரம் தவநிலையில் இருக்கும் போது தன்னை தன் உள்நோக்கி தன் நோக்கி இருக்கிறத விஷ்ணு பெருமாள் வந்து அர்ஜுனனுக்கு வந்து தன்னுடைய ஒரு மாய தோற்றத்தை அதாவது பறவை போல ஒரு தோற்றத்தை இருக்கும் அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா சேவலின் தலை மயிலின் கழுத்து எருதின் திமில் அப்புறம் இடை வந்து சிங்கத்தின் இடை பாம்பின் வாழ் மூன்று கால்கள் வந்து யானைக்கால் மானின் கால் புலியின் கால் அப்ப மனிதனின் கை இப்படி நான்கு கால்களையும் கொண்டதாக இருக்கும் மனிதன் கையில் வந்து தாமரைப்பு ஏன்றியதாக இருக்கும் இந்த ஒன்பது மிருகங்களுடைய பாகங்களை பெற்று நவ குஞ்சரம் வந்து தோற்றமளிப்பார் யாருக்கு அர்ஜுனருக்கு நவ குஞ்சரம் வந்து ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் காரகத்துவம் புதன் காரக விஷ்ணு பெருமாள் புதன் காரகத்துவம் இந்த புதனும் செவ்வாயும் சேர்க்க இருக்கிறவங்க புதன் செவ்வாயுடைய ப்ராப்ளம் பிரச்சனைகள் உடையவங்க வந்து இந்த நவ குஞ்சரத்துல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதாவது திருமண வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் செவ்வாய் புதனால நிறைய தடைபட்டு இருக்கும் திருமண வாழ்க்கையில தாம்பத்திய உறவில்னாலும் சரி இது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப மன உழைப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் இந்த விஷயம் இருக்கும் இப்ப நவகுஞ்சர் அந்த போட்டோவை எடுத்து அந்த தாமரை ஏந்திய தாமரை வந்து சுக்கரனின் காரகத்துவத்தால் ஏந்தியது அப்ப அந்த பிரச்சனைகள் தீந்துரும் இத வந்து விஷ்ணு பெருமா வந்து அர்ஜுனனுக்கு என்ன இதுன்னா நீ குறுகிய வட்டத்துக்குள்ள ஒன்னை மனிதன் வந்து தன்னுடைய ஒரே ஒரு சிந்தனையா அப்படி குறுகி போய் இருக்கிறான் இந்த உலகம் எல்லையற்றது இந்த எல்லையற்ற உலகத்தை நீ கவனிச்சேன்னா இந்த குறுகிய வட்டம் எண்ணங்கள் உன்னை விட்டு விலகிரும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த நவகுஞ்சரம் இதை வந்து பறவை தோற்றத்தில் ஒரு இது காமிச்சிருப்பாரு அந்த இதில் அப்புறம்தான் அர்ஜுனன் வந்து ஓ இது வந்து நம்மளுடைய நம்மளுடைய அறிவு திறனுக்காக நம்மளுடைய பார்வைகளின் மேம்பாட்டுக்காகவும் இது சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சு அர்ஜுனன் வந்து அதை தன்னுடைய இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத அந்த நவகுஞ்சரம் வந்து சொல்றது இது வந்து புதன் செவ்வாய் சேர்க்கை புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க நரம்பு ப்ராப்ளம் படிப்பில் தடை இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நவகுஞ்சரம் படத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாலோ நவகுஞ்சர படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலோ நிறைய பெனிஃபிட் இருக்கும் அதனால இந்த நவகுஞ்சரத்தை வந்து செவ்வாய் அதாவது புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தால் நவகுஞ்சர படம் கண்டிப்பாக வைத்து வழிபடணும் வழிபட்ட மிக சிறப்பான பலன்களை அடையலாம் இது வந்து நரம்பு தளர்ச்சி அடிபடுதல் உடம்பு பலவீனம் அடைதல் இது எல்லாமே தீர்க்கக்கூடியது எண்ணங்கள் குறுகிய எண்ணத்துல இருந்து தன் எண்ணங்களை மேன்மையான எண்ணத்துக்கு மாற்றுறதுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் நன்றி வணக்கம்